பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டைம் வந்து நைன் ஃபிஃப்டீன் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் ஃபுல்லாக டவுன் அதனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிட்லே செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சுன்றனால கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த கேண்டில் கலர்ஸ் எல்லாமே நாங்கள் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றதுக்காண்டி அடுத்து கேண்டில் கலர் பார்க்கும்போது ட்ரெண்டு தெரிஞ்சிடும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் sell at thirty six thousand eight hundred and eighty eight point fifty so அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line so இதில் நம்ம மினிமமாக எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் வந்து thirty six seven ninety six point thirty so யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே கேண்டில் கலர் ரெட்டில் இருக்குது என்ட்ரி பாயிண்ட்டை விட நமக்கு மேலே ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஈஸியாக இப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக இப்போ பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலர் மாறிட்டு அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டில் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஓகே ரெட் கலரில் தான் ட்ரேடிங் போது இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரி பாயிண்ட் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா thirty six eight eighty eight so இதில் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ நாம் இப்போ இந்த நைன்டி டூ பாயிண்ட்ஸ் கிடைக்குதா ஃபஸ்ட் டாரட் வந்து நைன்டி டூ பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கனால இந்த நைன்டி டூ பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்லே நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனனால அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாலட்டைல் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னமும் வந்து அந்த செல்லிங் ரேஞ்ச் நமக்கு வந்திருக்குல்ல thirty six eight eight eight அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போகுது நமக்கான ஸ்ட்ராங்காக ரீச் அவுட் ஆனால் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட் ஆனால் அந்த தேர்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றனால இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் சடனாக இறங்க ஆரம்பிச்சதுக்கு காரணமும் ஃபார்ம் லாவை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து திரும்ப பெற்றுச்சு ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு ஒரு லா வந்து இம்போஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிட்டர்ன் பெறையில் ஓகே இவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லை இப்போ அந்த லா அப்ளை பண்ணலைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் நமக்கு மார்க்கெட்டில் வந்து இது ஒரு நெகட்டிவாக வந்து இம்பேக்ட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு டூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் இருக்குது ஸோ அப்படி இருந்த டவுனில் தான் நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸில் கால் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது thirty six eighty eight eight point ஃபிஃப்டியில் வந்த செல் கால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான thirty six seven ninety two range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு thirty six seven eighty eight வரைக்கும் வந்துருச்சு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் ஷார்ட்டில் செல் கார்ட் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான் இது thirty six thousand five hundred put option so நமக்கு செல் கால் வந்துச்சு அதனால் புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் இதே நமக்கு வந்து பை கால் வந்தால் டேரெக்டாக கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஸோ கால் ஆப்ஷனில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் நைன்ட்டி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்னே வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு வந்தது ஒரு டூ நைன்ட்டி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 நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ